வணக்கம் இப்போ நாம் bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மார்ச் செவன்டீன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் பிஎம் மேல் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்கிக்கிட்டே வருது thirty six thousand five hundred range வந்து பிரேக் அவுட் கொடுக்குது ஸோ இந்த சார்ட் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு டவுன் சைடு வரனால நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க சும்மா லைவ் சார்ட் வாட்ச் பண்ணுவீங்கல்ல ட்ரேடிங் வியூ சார்ட் உங்களுடைய ப்ரோக்கர் சார்ட் அந்த மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது அதுவே வந்துட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் பண்ணிட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு வரும் அப்புறம் என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு கிளியராக வந்துடும் இப்போ நமக்கு பாருங்கள் sell at thirty six thousand four ninety nine point seventy so கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டில் நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த செல்லிங் என்ட்ரி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் அதே மாதிரி கேண்டில் கலரும் மார்க் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆனது இன்றைக்கி ஜென்ரேட் ஆகலை இன்றைக்கி ஜென்ரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட் கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு gap up so previous day வந்து பை கால் வந்துருச்சு ஸோ பை கால்னுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி போச்சு அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகலை ஸோ அதுக்கு ப்ரீ பை காலுக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் தான் இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே அதாவது வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்டக்க வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டியில் செல் பண்ணலான்னு வந்திருக்கு வந்தது டென் மினிட்ஸ் வந்து டவுன் சைடு இறங்கினதில் நமக்கு ஃபஸ்ட் ஆரட் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் தான் நமக்கு ஒரு டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பாருங்கள் பைக்கால சேஞ்ச் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் செவன் டுவெண்ட்டி ஃபோரில் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் ஆரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அதுக்கடுத்து இன்றைக்கி gap up opening huge gap up thirty six four ஹண்ட்ரடுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட் தெரிஞ்சது தான் ஃபுல் மார்னிங் மார்க்கெட்டே அந்த பையிங் மொமெண்டமில் ஏறிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் டவுனில் வந்ததில் தான் நமக்கு காலாக சேஞ்ச் ஆகிட்டு செல்லிங் என்ட்ரியே வந்து கிடச்சிருக்கு so thirty six four ninety nine point seventy இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty six thousand four nought எயிட்னு இருக்குது ஒரு நைன்ட்டி ஒன் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய நமக்கு ஒரு செல் கால் வந்து கிடச்சிருக்கு கிடச்சிருக்க அந்த கால் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒரு லைவ் அப்டேட்டாகவே ஷோ பண்ணுறோம் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு தான் டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அந்த தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது அந்த ஃபோர் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சிலே செல்லிங் ரேஞ்சிலே ட்ராவல் ஆனது ஃபோர்த்து கேண்டில் பாருங்கள் நமக்கு ஃபுல் டவுனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குது thirty six four twenty one range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கியிருக்கு ஒரு சிங்கிள் கேண்டில்லே ஒரு more than seventy five points பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிச்சு ஜஸ்ட் ஃபோர் மினிட்ஸ்லேயே அகைன் நெக்ஸ்ட் டென் மினிட்ஸ்லேயே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் வந்ததில் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty six thousand four hundred and ten range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty seven thousand put option put option பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் நமக்கு இதில் பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா six hundred and ten range வரைக்கும் மேலே வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டேரக்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து சப்போஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேரக்ட் ஆப்ஷனில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதாவது லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுறதை தெரிஞ்சுக்கணும் ஒரு குயிக்காக ஒரு ட்ரேட் பண்ணணும் கால்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ